வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போகிறது வந்து மகர ராசிக்கான லக்கணத்திற்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் சரிங்களா நம்ம ஏற்கனவே நம்ம பல பதிவுகளை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பலன்கள் ஓரளவாக ஒரு ஐம்பது சதவீதமாக துல்லியமாக இருக்கணும்னா இல்லை தெரிந்து கொள்ளணும்னா உங்கள் ஜாதகத்தின் இந்த தசாபுத்தி பலன்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியணும் இப்போ உங்களுக்கு என்ன டஸ் பலன்கள் இல்லை என்ன தசாபுத்தி நடக்கிற இப்போ குரு டசியா சனி டசியா அது தெரிஞ்சுக்கணும் ஏன் இது அப்படி நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா கேட்டிங்கன்னா பல பேருக்கு வந்து இன்னும் பல விதமான வாழ்க்கை முறை இருக்கும் தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு விஷயத்தால் மட்டும்தான் முடியும் ஒன்று வந்து ஒன்று தசாபுத்தி அடிப்பில் இல்லை பிறண்ட நேரம் சரியாக துல்லியமாக தெரியணும் அது இப்படி இல்லாதனால இப்போது எல்லாராலையுமே வந்து ஜாதகம் பார்க்க முடியாது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து சனி தசை சனி புத்திங்க ஒரு சிறப்பாக யாருக்கெல்லாம் மகர லக்னம் மகர ராசி ரெண்டு சனி தசை சனி புத்தியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இப்போ ஜென்ம சனி போயிட்டு இருக்கனால ஒரு கடுமையான மன அளவில் ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் கொண்டிருக்கும் தேவையில்லாத விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஜென்ம சனிங்கிறது வந்து ஒரு கடுமையான காலகட்டமாக இருக்கும் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஒரு உய உச்சபட்ச நடிகை உயர்ந்த நடிகர் திரு சூப்பர் ஸ்டார் அவருமே வந்து உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து இப்போ சந்திச்சிட்டு இருக்கார் இது எல்லாமே அந்த ஜென்மச்சனியின் தாக்கம் ரொம்ப கடுமையானது அதாவது என்னதான் தசாபுத்தி ரொம்ப வலிமையாக இருந்தாலுமே அந்த ஜென்மச்சனைங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும் அது நீங்கள் தான் வந்து முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது ஒரு தவறான நியாயமான வழிகளுக்கு வந்து நீங்கள் பின்பற்றக்கூடாது அதை நம்ம குறுக்கொழியில் போகலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இல்லை நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு எதிராகவே இருப்பதற்கான வாய்ப்பு ஆனால் கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சனி தசை சனி புத்தி இவ்வளவு கடுமையான இருக்க இருந்தீங்கன்னா அந்த பிற்காலத்தில் அந்த சனி பே அந்த சனி ஏழரை சனி அது முடியும் காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அடுத்தது வந்து செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கும் உங்களுக்கு வெற்றி தொழில் ரீதியான நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே இல்லை நண்பர்களால் நண்பர்களோடு சேர்ந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு சாதகமான இதாக இருக்கும் சகோதரரால் சகோதரால் சிறு பிரச்சனை இருந்தாலுமே சிறு கருத்து வேறுபாடு முரண்பாடு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த மாத இறுதியில் டிசம்பர் மாதம் ஒரு இறுதியில் ஓரளவு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் தேவையில்லாத நண்பர்கள்கிட்ட சகோதரர்கிட்ட ஒரு பிரச்சனை செய்ய வேண்டாம் அடுத்து ராகு சார் ராகு பற்றிங்க அதாவது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் என்று கிடைக்கிறது கொஞ்சம் கடினம் ஏன்னா ராகு அங்கே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வில்லங்கள் அது அதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கும் கிரியேட்டிவிட்டி ஹாபீஸு அது வந்து உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை வந்து முயற்சி செஞ்சுக்கணும் கிரியேட்டிவிட்டி வர ஒரு புதுசாக பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சிங்கிங் கா சிங்கிங் ரிலேட்டடாக இல்லை ட்ராயிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது சுக்கர டசை சுக்கரை புத்திங்க ஐந்து பத்துக்குரிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல நீசமடைஞ்சிருக்கனால வெளிநாடு செல்லணும்னு யாரெல்லாம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருங்களோ இந்த காலகட்டம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது ஏன்னா அது வந்துட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு குறைவு அது என்னென்னா வாய்ப்பு வந்து வர மாதிரி வந்துட்டு கடைசியில் வந்து டிலே ஆகிடுச்சு ஏதாவது ஒரு விஷயத்தில் கேன்சல் ஆகிடுச்சு எனக்கு ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக் ஆகிடுச்சு இந்த இந்த ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு பண விரயம் ஏற்படும் மற்றபடி வந்து சுக்கரன் ஓரளவு இந்த மாத இறுதியில் வந்து பயிற்சி விடுவார் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை பத்தாம் இடத்துல அருண் சம்ப இந்த மாத இறுதியிலேருந்து வேலை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது யாருக்கெல்லாம் சுக்கர தசை சுக்கர புத்தி நடக்கிறோம் அடுத்தது வந்து புதன் தசை புதன் புத்திங்க வேலையில் வந்து பல விதமான முன் யோசனை இரண்டு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வேலையிலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணலாமா இப்படி மாறலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஓரளவு அமைதியாக இருப்பது நல்லது இந்த வேலையிலேயே இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா ஓரளவு வந்து உங்களுக்கே வந்து ஒரு மதிப்பு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் புரன் தசை புரன் புத்திலேயே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சரி கோச்சாரத்தில் அடுத்தது சூரிய தசை சூரிய புத்திங்க பணம் வந்து உங்களுக்கு வருது போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பணம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் வந்து அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாருக்கோ வந்து ஒரு திடீர் செலவு அந்த திடீர் ஆப்ரேஷன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து இந்த எட்டாம் அறிபடி ப பதினொன்றில் இருக்கிறனால நண்பர்கள் நண்பர்களுக்கு படம் படம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு படம் கொடுங்க ஏன்னா அவங்களால அந்த படம் கொடுக்க முடியாமல் போயிட்டு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்தது கேரு டேச கேரு புத்தி பதினொன்றில் கேது இருக்கிறதால என்ன ஒன்றா ஒரு பணம் நெருக்கடி இல்லை வந்து பணம் வந்து கொடுக்க முடியாத தன்மை இல்லைனா வந்து ஒரு பணம் ஒரு ஒரு ஆசைங்கிறத வந்து எல்லையே இல்லாமல் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கும் இருக்கும் திருப்தியற்ற தன்மை அப்படிங்கிறது அதிகமாக உருவாகும் பயனொன்னில் கேதுகண்டா அடுத்தது சந்திர புத்தி வாழ்க்கை துணையால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் அந்த ஆதாயம் கிடைச்சி அதை வந்து பயன்படுத்தாத நிலை அதை அதனால் நம்ம உபயோகப்படுத்திக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இவ்வளோ நாள் குருடச புத்தி யாருக்கெல்லாம் நடந்துச்சோ அது உங்களுக்கு இவ்வளோ நாள் சாதகமற்ற நிலையில் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று முதல் உங்களுக்கு வந்து லக்கணத்துலேயும் ராசியிலையும் குரு அடைஞ்சிருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயம் வாழ்க்கை துணையில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கம் முழுமையான ஆதாயம் கிடைக்க பெறும் சில பேர் அந்த ஆதாயம்ங்கிறது வந்து உங்கள் சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும் அந்த ஆதாயம் நெகட்டிவாக இருக்குமா இல்லை பாசிட்டிவாக இருக்குமா ஆதாயம் நெகட்டிவ்னா அவங்க ஏதாவது ஒரு எஃபெக்ட் அவங்கக்கிட்ட இருந்து வரலாம் நீங்கள் அதை பணம் கொடுங்க இந்த பணத்தை கொடுங்க அந்த ஒரு அப்படி தப்பாக பேசிட்டு நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் பேசிக்கலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா எந்தளவு வாழ்க்கை துணையோடு ஒன்றாக சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேறு ஏதாவது சந்தேகம் வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவ